வணக்கம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் அழகியல் பகுதி மூலமாக பெண்கள் எல்லாரும் அழகாக்கிறதுக்கு தேவையான விடயங்கள் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது வளம் அதே போல் இந்த புது வருஷத்துலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே நேரம் நீங்கள் அதிகம் விரும்புகிற விடயங்களோட நாங்கள் வந்திருக்கோம் என்னென்ன அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கு அழகு சேர்க்கறதுல முதலிடத்துல இருக்குது நகைகள் தான் அது போல திருமணம்னு வந்தாலே நகைகளுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் அதிகம்தான் உடைகளை விடவும் நகைகள்ல தான் அவங்களுடைய கவனம் இருக்கும் நான் ஒரு அக்சசரி ஷாப்புக்கு வந்திருந்தேன் இங்க வந்து பார்த்ததும் பலவிதமான டிசைன்கள்ல புதிய நகைகள் விற்பனைக்கு வந்திருக்குன்னு தெரிய வந்தது பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு பிறகு நகைகளுக்கான கேள்வி இன்னமுமே அதிகரிச்சிருக்குது குந்தவை நகை அது போல நயன்தாரா திருமண நகை அப்படின்னு புதிது புதிதாக பல டிசைன்கள்ல நகைகள் வந்திருக்காமே இப்போ அந்த நகைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாமா இந்த வருஷத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விடயங்களை வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க அதே போல் திருமணம் செய்யவும் நிறைய பேருக்கு பிளான் இருக்கும் அதே நேரம் நம்ம நைன்டி கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகிறதா வந்து கேள்வி வேறு ஆகவே இந்த சந்தோஷமான தருணத்தில் நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் தானே ஒரு மணப்பெண் அழகாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த திருமணத்தில் வந்தவங்க ஃபஸ்ட்டாகவே பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அந்த மணப்பெண் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க போட்டிருக்க ஜுவல் ஸ்மெல்லேருந்து சாரிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களும் வாங்கணும் இல்லை அவங்களோட ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க ஆகவே அந்த மணப்பெண் அழகாக இருந்தால் அந்த திருமணமே நல்லபடியாக நிறைவு பெற்ற மாதிரி ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி இந்த மணப்பெண்ணுக்கு தேவையான புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரைடல் செட் என்ன அப்படின்றது தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம் தங்கம் முலாம் பூசப்பட்ட ஜுவல்லரின்ற மாதிரி பார்க்கும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து க்ரீன் பீட்ஸ் அதாவது நிறைய பேர் விரும்புகிறது வந்து அந்த க்ரீன் பீட்ஸ் ஜுவல்லரி அதில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலுமே அந்த க்ரீன் பீட்ஸ் போடும்போது அந்த ஃபோட்டோஸ்க்கும் சரி அவங்க நேரில் பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஜுவல்லரிஸ் தான் அந்த க்ரீன் பீட்ஸ் அதே மாதிரி அதில் நிறைய கலர்ஸ் வரும் உங்களுக்கு வந்து அதுலேயே மெரூன் பீட்ஸ் வச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இருக்குது மெஜெண்டா வச்ச மாதிரி இருக்குது ஒயிட் பேர்ல் வச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இருக்குது இந்த ஜுவல்லரிஸ் வந்து முழுக்க முழுக்க ஒயிட் பேர்ல் மட்டுமே இன்க்ளூட் பண்ணி செய்யப்பட்ட ஜுவல்லரிஸ் இந்த ஜுவல்லரி ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னால் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் வேறு வேறு டிசைன் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் கொமனாக எந்த ஒரு ட்ரெஸ் வேயா பண்ணாலுமே அதுக்கு மெச் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த ஒயிட் முத்துக்களால் பதிக்கப்பட்ட இந்த ஜுவல்லரி வந்து இருக்குது இதுவும் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன நிறைய புது புது வெரைட்டிஸ் வந்திருந்தாலும் பேர்ல் இருக்க மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து விரும்புகிறது வந்து இப்போவும் அது ட்ரெண்டியாகவே இருக்குது ஜுவல்லரி வந்து ஏடி கிறிஸ்டல் டைமண்ட் சில்வர் செட்னு சொல்கிறது இது எப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு silver stone AD diamond stone அதால் வடிவமைக்கப்பட்டது இது வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் விரும்பக்கூடிய மாதிரி ஜுவல்லரிஸ் அது இல்லாமல் நார்மலாக தமிழ் வெட்டிங்காக இருந்தாலுமே இப்போ ட்ரெண்டியாக போய் கொண்டிருக்கிறது எப்படின்னு சொன்னால் முதல் அவங்க வியா பண்ணுற முதல் சாரிக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணுமா இருந்தால் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கிராண்டாகவும் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதிரி ஏடி டைமண்ட் கிறிஸ்டல் பதிக்கப்பட்ட ஜுவல்லரிஸ் வந்து நிறைய பேர் விரும்புகிறது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஏடி டைமண்ட் சில்வர் செட்டில் வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வரும் அதாவது இதில் வந்து வர்றது ரூபி ஸ்டோன்னு சொல்கிற மாதிரி இந்த மெஜெண்டா மிக்ஸான ரெட் ஸ்டோன் எமரல் க்ரீன்னு சொல்கிற டார்க் க்ரீன் ஸ்டோன் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான டார்க் ப்ளூ ஸ்டோன் நிறைய வெரைட்டிஸ் வரும் ஆனால் கொமனாக போகிறதுன்னு சொன்னால் இந்த மெஜெண்டா மிக்ஸான இந்த அந்த ரெட் ஸ்டோனும் டார்க் க்ரீனோட இந்த ஸ்டோனும் வந்து இப்போ நிறைய பேர் விரும்பக்கூடியதான ஜுவல்லரியாக இருக்குது இது அழகியல் பகுதி இன்றைய தினம் அழகு எந்த விதத்தில் அமைய போகுது அப்படின்னா திருமண பெண்களுக்கான அழகாக அமைந்து கொண்டிருக்குது சரி எப்போவுமே ஏதாவது ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறது வளமை இப்போது நயன்தாரோட வெட்டிங் கூட நடந்துருந்துச்சு இல்லையா ஸோ அதுக்கப்புறமா நிறைய வெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லுக் ட்ரை பண்ணியிருந்தாங்க காஸ்டியூமாக இருக்கலாம் ஜுவல்ஸாக இருக்கலாம் அதே போல் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் மாதிரியே இவங்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு பீரியட்லையும் அந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய படங்களில் வர்ற அந்த ஜுவல் கேர்ள்ஸை ட்ரை இருக்காங்க ஸோ இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டான ஜுவலரிஸ் அதாவது இப்போ நம்ம பார்த்துருப்போம் பொன்னியின் செல்வன் ஒரு மூவி ஒன்று பார்த்துருப்போம் அதுக்கு பிறகு வெட்டிங்க்கு எல்லாருமே அந்த மாதிரி கான்செப்டில் வந்து ஜுவல்லரிஸ் வந்து வியா பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இந்த ஜுவல்லரியில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இதில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே சிலைகளால் வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ நம்மளாம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டான ஜுவல்லரியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு நாட்டோட ராணின்னு வரும்போது அவங்க எப்படியான ஜுவல்லரிஸ் பழங்கால ஜுவல்லரிஸ் எல்லாமே வேர் பண்ணியிருப்பாங்க அவங்க போடுற ரிங்காக இருக்கட்டும் அவங்க போடுற நெத்திச்சுட்டியாக இருக்கட்டும் அவங்க போடுற நெக் அட்டியலாக இருக்கட்டும் அவங்க போடுற லாங் செயினாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உருவம் பதிக்கப்பட்டதாகவும் ரொம்ப பழமையான ஜுவல்லரியாகவும் இருக்கும் இது சோக்கர்னு சொல்லுவாங்க கழுத்தோடு ஒட்டி போடுற மாதிரி டெம்பிள் கலெக்ஷனில் வர ரொம்ப கிராண்டான செட் அடுத்து வந்து இந்த மாதிரி உருவம் பதிக்கப்பட்ட மாதிரி இந்த மாதிரி நெக்லஸ் வந்து இப்போ விரும்பக்கூடியதாக இருக்குது சிம்பிளாகவும் இருக்கும் அதே சேம் டைம் அது வந்து கொஞ்சம் கிராண்டானதாகவும் இருக்கும் யூனிக்கானதாகவும் இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒயிட் பேலோட இன்க்ளூட் ஆகிற இந்த ஜுவல்லரிஸ் வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே எந்த கலர் ஜுவல்லரிஸ் போட்டாலுமே அது ஒயிட் பேர்ல் ஒன்று இன்க்ளூட் பண்ண மாதிரி போட்டால் அவங்க போடுற எந்த ஜுவல்லரிக்குமே அது மெச் பண்ணும் அதுக்காக இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ஜுவல்லரிஸ் அடுத்து நம்ம பார்க்குற அந்த கடைசி மலைன்றது கேரளா வெட்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இந்த மாதிரி ஒரு அட்டியல் வந்து கட்டாயம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு காசு காசு வர மாதிரி டெம்பிள் பதிக்கப்பட்ட ஜுவல்லரிஸ் வந்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமாகவும் நிறைய பேர் விரும்பக்கூடியதுமான ஜுவல்லரியாக இருக்குது இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்க ஜுவல்லரிஸ்லாம் ஒன்றா இருக்குது இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த மாதிரி ஜுவல்லரிஸ்னு சொன்னால் நார்த் இந்தியனில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரிட்டிஸ்லாம் வெட்டிங்க்கு வியா பண்ணுற மாதிரி ஜுவல்லரிஸ் இப்போ ரீசெண்டாக நயன்தாரா வெட்டிங்கில் பார்த்துருப்போம் அவங்க வந்து க்ரீன் ஸ்டோன் நிறைய இருக்க மாதிரி மிரர் ஒர்க் நிறைய இருக்க மாதிரி கலர்ஃபுல்லான ஜுவல்லரிஸ் வந்து நிறைய அவங்க வியா பண்ணியிருந்தாங்க வாடிக்கையாளர்கள் இப்போ விரும்புகிறது என்ன மாதிரின்னு சொன்னால் அந்த மாதிரி க்ரீன் டச் நிறைய இருக்க மாதிரி கலர்ஃபுல்லாக மிரர் ஒர்க் நிறைய இருக்க மாதிரியான ஜுவல்லரிஸ் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது இப்போ இருக்க டீனேஜர்ஸோட வெட்டிங்ஸில் எல்லாமே அந்த க்ரீன் ஸ்டோன் மெயின் அவங்களோட தீம் கலரே க்ரீன்ன்ற அளவுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜுவல்லரிஸ் வந்து பெரும்பாலும் jewelleries wedding first look second look அந்த மாதிரி வரும்போது ரொம்ப கிராண்டாக போட்டிருப்பாங்க ஆனால் கடைசியாக வர அவங்க பண்ணுற ரிசப்ஷன் வந்து ஜுவல்லரியை விட அவங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்பவும் கிராண்டான ஒர்க்கோடு இருக்கும் அதுக்கு வந்து சிம்பிளாகவும் இருக்கணும் அதே சேம் டைம் அது வந்து யூனிக்காகவும் இருக்கணுன்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட டிசைன்ஸ் தான் அந்த ரிசப்ஷன் ஜுவல்லரின்னு சொல்கிறது அது எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கும் அது யூனிக்காகவும் இருக்கும் அவங்க ட்ரெஸ் கலர் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி மெக் மிக்ஸ் அண்ட் மெச் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லான ஜுவல்லரிஸ் வந்து இப்போ நிறைய பேர் விரும்பக்கூடியதாக இருக்குது ചില ഇൻறைய தினம் உங்களுக்காக வந்துட்டுருக்குது அழகியல் பகுதி இந்த பகுதி மூலமாக இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது வெட்டிங்க்கு ரெடி ஆகிற பெண்களுக்கான ஜுவல் செட் தான் என்னென்ன மாதிரி இருக்குது உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் தான் நாங்கள் தந்துட்டுருக்கோம் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஐடியா வரும் இந்த மாதிரி செட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு உங்களோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதே நேரம் உங்களோட காஸ்டியூமுக்கு பொருந்துகிற மாதிரியான ஜுவல் செட்டை நீங்களும் தெரிவு செய்துக்கலாம் அதற்கான ஐடியாஸ் தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஜுவல்லரி வந்து இந்துக்களோட பாரம்பரிய ஜுவல்லரின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப கலாச்சாரத்தோட கூடிய இந்து மதத்தில் உள்ள வெட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே போடக்கூடிய மாதிரி ஜுவல்லரி இதில் வந்து மூணு வெரைட்டி வரும் மெட் கோல்ட் என்டிக் கோல்ட் அதெல்லாம் மெட் ஃபினிஷிங்னு சொல்லி உருவம் பதிக்கப்பட்ட லக்ஷ்மியெல்லாம் நார்மலாக ஒரு தமிழ் வெட்டிங்னு வரும்போது லக்ஷ்மிகரமாக இருக்கணுன்றதுக்காக அந்த லக்ஷ்மி பதிக்கப்பட்ட ஜுவல்லரிஸ் வந்து நிறைய பேர் இப்போ விரும்புகிறாங்க அது இல்லாமல் இப்போ பார்க்குற இந்த ஜுவல்லரிஸில் வந்து கோல்டு ஜுவல்லரின்னு வரும்போது தமிழ் வெட்டிங்க்கெல்லாம் நிறைய பேர் விரும்புகிறது நிறைய கோல்டு இன்க்ளூட் பண்ண மாதிரி ஜுவல்லரிஸ் அது வந்து twenty two carat twenty four கரட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்க முலாம் பூசப்பட்ட மாதிரி ஜுவல்லரிஸும் இப்போ வந்து நிறைய பேர் விரும்பக்கூடியதாக இருக்குது அதாலே வடிவமைக்கப்பட்ட இந்த ஜுவல்லரிஸ் வந்து நிறையவே இப்போ வாடிக்கையாளர்கள் கேட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது என்டி கோல்டுன்னு சொல்கிற ஜுவல்லரி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்க்க வந்து டல் கோல்டு மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது அவங்க ஜுவல்லரிஸ் அவங்க போட போகிற சாரிக்கு மெச் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஜுவல்லரி தான் அது அதில் எப்படின்னு சொன்னால் அவங்க சாரி வந்து ஒருவேளை அவங்க போடுற வியா பண்ணுற சாரீஸ் வந்து ரொம்ப டல்லான ஒரு கலராக இருக்கும்போது இந்த ஜுவல்லரி வந்து அவங்க வியா பண்ணும்போது அது ரொம்ப பிரைட்டாக காட்டும் ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஜுவல்லரியுமே இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்ன்னு சொன்னால் நார்த் இந்தியன் ஸ்டைல் அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைல்னு சொல்லும்போது நிறைய கலர் இன்க்ளூட் பண்ண மாதிரியும் மல்டி கலர் கலர்ஃபுல்லான ஜுவல்லரியை வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இந்த ஜுவல்லரியோட ஸ்பெசிஃபிக் டிசைன் எப்படி வடிவமைக்கப்படுதுன்னு சொன்னால் நிறைய மிரர் ஒர்க் இருக்கும் அதோட மல்டி கலர் பேர்ல் இருக்கும் அதனோட ட்ரெஸ்ஸோட கலர் என்ன இருக்கோ அதுக்கான ஒப்போசைட் கலர் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரஸ்டான கலர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் அந்த நார்த் இந்தியன் செட்டுன்றது வரும் இந்த நெத்துச்சுட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது என்னென்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் வரது நெத்திச்சுட்டின்னு சொல்லும்போது எல்லாருமே சிங்கிளாக இல்லாட்டி த்ரீ லைனாக ஒன்று மட்டும் வைக்கிற மாதிரி பார்த்துருப்போம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் வர அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே கொஞ்சம் கிராண்டாகவும் எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கும் இதில் வந்து த்ரீ லைன் நெத்துச்சுட்டியும் இருக்கும் அதோட டிக்கான்னு சொல்கிற மாதிரி சைடுக்கு வைக்கிற ஒரு பாட்டு ஒன்று ரொம்ப கிராண்டாக இருக்கும் அது வந்து அவங்க வியா பண்ணும்போது ஃபோட்டோஸ்க்கு வந்து ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மாதிரியும் இருக்கும் அது இல்லாமல் அவங்க வெட்டிங்கில் வந்து நார்மலாக நார்மலாக ஒரு ஜுவல்லரி போடுறதை விட இந்த ஜுவல்லரி வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைய தினம் எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் மணப்பெண்களுக்கான நகைகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி அவங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் சின்ன ஐடியா கொடுத்துருந்தோம் ஸோ இதை வச்சு நீங்கள் வாங்க போகிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பொருத்தமான மாதிரியாக வாங்கி கொள்ளலாம் எப்போவுமே எங்களுடைய அழகியல் பகுதி இந்த மாதிரியான விடயங்களை உங்களுக்காக கொண்டு வந்து தரும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நான் தர்ஷனா இது சக்தியின் மகளிர் மட்டும்